வணக்கம் விக்கிபீடியா தொடர்பான பயிலரங்குகள் நடத்தும்போது ஒரே நேரத்தில் பல பயனர் கணக்குகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வசதி வந்து தமிழ் விக்கிபீடியாவின் நிர்வாகிகளுக்கும் புதிய பயனர் கணக்கு உருவாக்குறதுக்குன்னு சிறப்பு அணுக்கம் பெற்ற பயனர்களுக்கு மட்டும்தான் செயல்படும் சிறப்பு பக்கங்களுக்கு செல்லுங்கள் அங்கே புதிய பயனர் கணக்கு உருவாக்குக அப்படிங்கிற இடத்துக்கு போங்க அந்த கடவுச்சொல் வந்து அவங்களுடைய மின்னஞ்சலுக்கே போகிறதுக்கு இந்த குறியீட்டை இந்த பெட்டியை தேர்ந்தெடுங்க அவங்களோட மின்னஞ்சல் முகவரி கொடுங்க காரணம் கொடுத்துட்டு கருப்பு பட்டியலை புறக்கணிக்கும் ஏமாற்றத்தில் சிரிப்பாக கணக்கை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனிங்கன்னா புதிய பயனர் கணக்கு உருவாக்கிக்கணும் மெசேஜ் வரும் அந்த பயனருக்கு அவருடைய பயனர் பெயரும் ஒரு தக்காளிக்கு கடவுச்சொல்லும் அனுப்பப்பட்டிருக்கும் அதை வச்சு அவங்க தமிழ் விக்கிபீடியாவில் நுழைஞ்சு பங்களிக்க தொடங்கலாம் நன்றி